புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அமிர்தம் என்ற சொல்லுக்கு மரணமற்றது என்று பொருள் மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியது என்ற நோக்கத்தினால்தான் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தனர் ஆனால் அந்த அமிர்தம் கூட ஆயுளை பல காலத்துக்கு நீட்டித்து தருமே அன்றி உண்மையிலேயே மரணமில்லா பெருவாழ்வை தந்துவிடாது இறைவனின் திருவடி தாமரை மாத்திரமே உண்மையான அமிர்த வாழ்வை அனைவருக்கும் வழங்கும் ஏனெனில் இரவாமல் இருக்க வேண்டும் எனில் மீண்டும் கிரவாமல் இருக்க வேண்டும் அதற்கு இறைவனின் திருவருள் அவசியம் இதனைத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதவர் என்று கூறியுள்ளார் ஆகையால் தான் பிறவாயாக்கை பெரியோனாகிய சிவபெருமானை நோக்கி பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்று வரம் கேட்டு பாடினார் காரைக்கால் அம்மையார் இறைவன் மீதான பக்தியை மறவாமல் இருந்தால் பிறவாமை தானே ஏற்பட்டுவிடும் என்பது இதன் உட்பொருள் இவ்வாறு பக்தர்களின் பிறப்பருக்கும் பிங்ககனாக விளங்கும் சிவபெருமான் சில திருத்தலங்களில் அமிர்த கடேஸ்வரர் என்ற திருப்பெயரிலேயே அருள் பாலிக்கிறார் அத்தகைய திருத்தலங்களில் ஒன்றுதான் வேதாரண்யம் அருகேயுள்ள கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் நெற்றிக் கண் கொண்ட சிவபெருமானுக்கு உரிய இந்த திருத்தலம் அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்த அவரது மைந்தனான முருகப்பெருமானுக்கும் உகந்த திருத்தலமாக திகழ்கிறது நவகிரகங்கள் நேர்கோட்டில் நிற்கும் இந்த அதிசய திருக்கோவில் ராமபிரானோடு தொடர்புடைய திருத்தலம் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது வங்க கடலோரத்தில் வசீகரமாக அமைந்துள்ள கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற சிவாலயமாக இருந்த போதிலும் இங்கே சிவபெருமானை விட அவரது மைந்தனான முருகப்பெருமானே முக்கியத்துவம் வாய்ந்தவராக திகழ்கிறார் அமுத குடத்தை கரத்தில் ஏந்தியிருப்பதால் அமிர்தகர சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படும் இந்த முருகனை வணங்குவோருக்கு ஆரோக்கியகரமான நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இத்தகைய மகிமை வாய்ந்த முருகன் சிவபெருமானுடன் இணைந்து அருள்பாலிக்கும் கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருத்தலம் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலங்களில் இருநூற்று நாற்பத்தி நான்காவது சிவாலயமாக கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது காவிரி ஆற்றுக்கு தென்கரையில் அமைந்துள்ள சிவாலயங்களில் நூற்று இருபத்தி ஏழாவது திருத்தலமாகவும் கருதப்படுகிறது அருகே உள்ள திருமறைக்காடு திருத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசித்த திருஞான சம்பந்தர் கோடியக்கரை வந்து அமிர்த கடேஸ்வரரையும் வணங்கியதாக செக்கிழார் இயற்றியுள்ள பெரிய புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த திருத்தலத்தின் மீது சம்பந்தர் இயற்றிய தேவார பாடல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை இதேபோல் சேரமான் பெருமாள் நாயனாருடன் இந்த தலத்துக்கு வருகை புரிந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அமிர்த கடேஸ்வரரை போற்றி துதித்திருப்பதாகவும் பிரிக புராணம் குறிப்பிட்டுள்ளது சுந்தரர் பாடிக தேவார பதிகம் கிடைத்துள்ளது கோடியக்கரை திருத்தலத்தில் கடலருகே சிவபெருமான் ஆலயம் குடியிருப்புகள் ஏதும் அருகே இன்றி தனித்திருப்பதைக் கண்டு வருந்தி சிவனே ஏன் தனித்திருக்கிறீர் என்று வினவும் வகையில் கடிதாய் கடற்காற்று வந்து என தொடங்கும் அந்த பதிகத்தை சுந்தரர் பாடியுள்ளார் அதிலே இரண்டாவது பாடல் முன்றான் கடல் நஞ்சு முண்ட அவ்வதனாலோ பின்றான் பறவைக்கு உபகாரம் செய்தாயோ குன்றா பொடில் சூழ்தரு கோடி குழகா என்றான் தனியே இருந்தாய் எம்பிரானே என்று அமைந்துள்ளது குன்றாத வளமுடைய சோலைகள் நிறைந்திருக்கும் கோடியக்கரையில் வீற்றிருக்கும் அழகனே எம்பிரானாகிய சிவபெருமானே முன்பு கடலில் தோன்றிய ஆலகால விஷம் என்ற நஞ்சினை உண்டாயே ஆகையால் மீண்டும் அதுபோல் நஞ்சு தோன்றினால் உண்ண வேண்டும் என்பதற்காக கடலருகே தனியே வீற்றிருக்கிறாயா இல்லையேல் பறந்துபட்ட நீர்ப்பரப்பான கடல் தனியாக இருக்கிறது அதற்கு உதவி செய்வோம் என்று கருதி அதன் அருகே தனித்திருக்கிறாயா நீ தனியே கோவில் கொண்டிருப்பதன் காரணம் என்ன என்று நெஞ்சுருகி கேட்கிறார் சுந்தர் இவ்விதம் சுந்தரர் மனமுருகி பாடிய கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது இலங்கை மிக அருகில் உள்ளது ராமபிரான் இந்த திருத்தலத்துக்கு வருகை தந்தபோது இங்கிருந்து இலங்கை செல்வதற்கு பாலம் அமைக்க சுக்ரீவன் கருதினாராம் ஆனால் கோடியக்கரை வழியே சென்றால் இலங்கையின் பின்பகுதிக்குத்தான் செல்ல நேரிடும் என்பதால் பின்புறமாக சென்று ராவணனை தாக்குவது தனது பெருமைக்கு அழகல்ல என்று நினைத்து இலங்கைக்கு முன்புறமாக உள்ள தனுஷ்கோடியிலிருந்து பாலம் அமைக்கவே ராமன் சம்மதித்தாராம் இத்தகைய இதிகாச வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோடியக்கரை அமிர்த கடேஸ்வரர் திருத்தலம் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் கோடியக்கரை திருத்தலத்தின் புனித தீர்த்தமாக போற்றப்படும் கடல் ஆதிசேது என்ற திருப்பெயரிலும் அழைக்கப்படுகிறது இந்த ஆதிசேதுவில் ஒரு முறை நீராடினால் சேது எனப்படும் ராமேஸ்வரம் திருத்தலத்தில் நூறு முறை நீராடியதற்கு சமமான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய மகிமை வாய்ந்த கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது மிக பழமையான கோடியக்கரை அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் எப்போது கட்டப்பட்டது என்பது சரியாக தெரிய வரவில்லை நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் இங்கே வந்து சிவபெருமானை வணங்கி தேவார பதிகம் பாடியிருப்பதால் கடந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே இங்கே மூலக்கோவில் அமைந்திருக்க வேண்டும் என கருதப்படுகிறது சோழர்கள் காலத்தில் இது கற்கோவிலாக புனரமைக்கப்பட்டுள்ளது பின்னர் பிற்கால பாண்டிக மன்னர்களும் விஜயநகர நாயக்க மன்னர்களும் இந்த திருக்கோவிலுக்கு ஏராளமான திருப்பணிகள் செய்துள்ளனர் இந்த ஆலயத்தில் பல வரலாற்று தகவல்களை தரும் கல்வெட்டுகள் உள்ளன அவற்றுள் மூன்றாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஜடாவர்மன் கோனேரிமை கொண்டான் ஜடாவர்மன் பராக்கிரம பாண்டியன் ஆகியோரின் ஆட்சி காலத்து கல்வெட்டுகள் குறிப்பிடத்தக்கவை இந்த கோவிலுக்கு விளக்கெரிப்பதற்காகவும் இதர திருப்பணிகளுக்காகவும் நன்கொடைகளும் நிலங்களும் வழங்கப்பட்டது குறித்த தகவல்களை இந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன குழகர் கோவில் எனப்படும் கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் நாகப்பட்டினத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்குடியில் இருந்து எழுபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரில் இருந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து முன்னூற்று ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வேதாரண்யத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேதாரண்யத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் குழகர் கோவிலுக்கு செல்கின்றன இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது கோடியக்கரை சென்று அமிர்த கடேஸ்வரரையும் அமிர்த சுப்பிரமணியரையும் வணங்கிவிட்டு வந்தால் நம்மை நோக்கி வரும் துயரங்கள் எல்லாம் திருக்கோடியிலேயே ஓடி விடுவதோடு வாழ்வும் அமுதமாக சுவைக்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்த வாரம் வேறொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கிணிய பத்மன் நன்றி வணக்கம்